மாணவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுத்திருக்கும் நம் ஜீவாதிபதி ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் இந்த நாளிலும் கூட இந்த மாதத்திற்கான வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கத்த நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார் கத்தருடைய நாம மகிமை படுவதாக கொஞ்ச நேரம் ஜிபிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் கடந்த மாதங்கள் முழுவதுமாய் கத்த நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி பலப்படுத்தி திடப்படுத்தி எங்களை போஷித்து வழி நடத்தினேன் இந்த மாதத்திலும் கூட கத்த நீர் எங்களை அப்படியாய் நடத்த போகிறீங்க அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் உடைய வாக்கு தத்துவத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க நாங்கள் அதை வாங்கி அதை எங்களுக்கென்று உரிமையாக்கி கொள்ள கத்த எங்களோடு கூட இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டுபிரே இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல வல்ல பிதாவே ஆமேன் கத்தருக்கு பிரியமானவர்களே கத்தருடைய செட்டைகள் நமது நமக்கு நம் ஒவ்வொருவரையும் சுமக்கின்ற செட்டைகளாய் இருக்கிறது இந்த நாளில கத்தருடைய செட்டையானது நமக்கு நம் ஒவ்வொருவரையும் சுமக்கிற சுமக்கும் செட்டைகளாக இருக்கிறது கத்தர் மோசையிடம் சொல்லி அறிவிக்க வேண்டியது யாருக்கென்று பார்க்கும் பொழுது யாக்கோபு வம்சத்தாருக்கு என்று பார்க்கிறோம் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்று பார்க்கிறோம் யாத்ரா புஸ்தகம் பதி பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசரம் என்ன சொல்லுகிறது நான் எகிப்தில் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்ணார கண்டிருக்கிறீர்களே என்று அங்கு பார்க்கிறோம் கத்தர் மகிமை படுவாராக கத்தர் ஏன் கழுகை அதன் செட்டைகளை நமக்கு உணர்த்துகிறார் என்று நாம் இந்த நாளிலே கவனிக்க வேண்டும் அவருடைய சட்டைகள் நமக்கு சுமந்து செல்லுகிற சுமக்கிற சட்டைகளாய் இருக்கிறது இருக்கிறது எனக்கு அன்பான பிரியமானவர்களே கத்தர் மகிமைப்படுவாராக கத்தர் ஏன் கழுகை அதன் சட்டைகளை நமக்கு உணர்த்துகிறார் என்றால் கழுகின் குஞ்சுகள் பறக்கும் பொழுது கழுகின் குஞ்சுகள் பறக்கும்போது கீழே வந்து அது விழாதபடி தாய் கழுகு அவற்றை தமது செட்டைகளின் மேல் தாங்கி சுமந்து செல்லுமாம் கத்தர் பாருங்க அவருடைய சட்டைகளின் கீழ் நம்மை அப்படியாக நாம் எங்கேயும் கீழே விழுந்து போகாதபடி இப்பொழுது இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த காலத்துல நாம் எங்கேயும் விழுந்து போகாதபடி அவருடைய செட்டைகள் நம்மை இதுவரையிலும் சுமந்து வந்திருக்கிறது தாங்கி அதுவும் தாங்கி சுமந்து வந்திருக்கிறது நாம் எங்கேயும் விழுந்து விடாதபடி நம் தேவனும் நம்மை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து சீனாய் மலைக்கு நம்மை அழைத்து வரவில்லை சீனாய் மலைக்கு அல்ல அவரிடத்திற்கே தம்மிடத்திற்கே அவர் நம்மை சுமந்து வந்தார் அவரிடத்தில் வர வேண்டும் சீனாய் மலைக்கல்ல அவரிடத்திலே நாம் வர வேண்டும் என்றுதான் தம்மிடத்திற்கு அவர் சுமந்து வந்தார் நம் கத்தர் அவருடைய ஜனங்களாகிய நம் மீது வைத்துள்ள அன்பு எவ்வளவு பெரியதென்பதை இந்த நாளிலே அவர் வெளிப்படுத்துகிறார் எனக்கு பிரியமானவர்களே யாத்ராவும் பத்தொன்பது மூன்றையும் நான்கையும் கூட நீங்கள் சேர்த்து வாசித்து பாருங்கள் சீனாய் மலைக்கு அல்ல தம்மிடத்துக்கு அவரிடத்துக்கு அவருடைய பிள்ளைகள் வர வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மேல் வைத்த அன்பை அங்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது உபாக புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொள்வது போல கத்தர் நம்மை சுமந்தாராம் ஒரு மனிதன் தன் பிள்ளையை எப்படி சுமப்பானோ அப்படியாக நம்மை அவர் சுமந்து கொண்டு வந்தார் சுமந்து கொள்வது போல கத்தர் நம்மை சுமந்தார் சுமந்து வந்தார் வசனம் முப்பத்தி ரெண்டு பாருங்க கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் தன் சட்டைகளை சட்டைகளை விரிக்கும் விரிக்குமாம் அவைகள் அந்த சட்டைகளின் மேல் ஏறி பறக்க அது கற்றுக் கொடுக்குமாம் அதுபோல கத்தர் எங்கேயும் நம்முடைய பிள்ளைகள் விழாதபடி அவருடைய சட்டைகளின் மேல் நமக்கு நம்மை நம்ம மேல் வைத்த அன்பு நிமித்தமாக அவர் வைத்து நம்மை சுமந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம் தந்தை சுமக்க அதற்கு முன் தாய் நம்மை பெற்றெடுத்து தன் வயிற்றிலே சுமக்க நாம் பார்க்கிறோம் அவர் நமக்கு தாயும் தகப்பனுமாயிருக்கிறார் தாய் நம்மை பெற்றெடுக்கலாம் தகப்பன் தன் தோல் மேல் சுமந்து வரு சுமந்து வருவார் அதுபோல கத்தர் அவருடைய செட்டைகளின் மேல் நம்மை அமர வைத்து இதுவரையிலும் சுமந்து வந்திருக்கிறார் பிரியமானவர்களே அதோடு நிற்கிற தேவன் அல்ல இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் கத்தருடைய செட்டை நமக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறது இன்றைக்கு நமக்கு அடைக்கலமே இல்லை யார் நமக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள் நமக்கு அடைக்கலம் இல்லாமல் இருக்கிறோம் அவர்தான் நமக்கு அடைக்கலமானவர் பாருங்கள் கத்தருடைய சட்டை நமக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறது யாருக்கு என்று நாம் முக்கியமாக யோசிக்க வேண்டும் யாருக்கு தம்மை அவரை தேடுகிற உண்மையான விசுவாசிகளை தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் உண்மையான விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் அவரை தேடுகிற விசுவாசிகளாய் கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அதை அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தில் மைய பகுதியான வசனம் ரூத் ரெண்டு பனிரெண்டுல ரூத் புஸ்தகம் ரெண்டு பனிரெண்டுல இது அவள் நியாயாதிபதிகளின் காலத்துல தேசத்தில் இருந்த விசுவாச மறுதளிப்பின் மத்தியில அவள் தன் தேவன் மீது முழு விசுவாசத்தை வைத்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாள் அந்த அர்ப்பணிப்பு இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய ஆகிய நமக்கு இருக்க வேண்டும் அதே ரூத் ரெண்டு பனிரெண்டு அதற்கு முன்பதாக பதினோராவது வசனத்தை வாசிக்கும் பொழுது போவாஸ் இயேசுவுக்கு அடையாளமாய் இருக்கிறார் மணவாளனுக்கு அடையாளமாயிருக்கிறார் ரூத் மணவாட்டிக்கு அடையாளமாய் சபையாக காணப்படுகிறார் போவாஸ் இயேசுக்கு அடையாளம் ரூத் மனவாட்டிக்கு அடையாளம் போவாஸ் சொல்லுகிறான் உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு உன் தகப்பனையும் உன் தாயையும் உற்றார் உறவினரையும் உன் ஜனம் இனஜன பந்துக்கள் உன் தேசத்தையும் விட்டு நீ எங்கு வந்திருக்கிறாய் என்பதை நான் அறிந்தேன் எங்கு எங்கு வந்தாள் என்றால் அவள் இஸ்ரவேலின் தேவனாகிய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்துவிட்டார் அதனாலதான் இஸ்ரவேலின் தேவனாகிய சட்டைகளின் கீழ் வந்த கத்தராலே அவராலே நிறைவான பலன் உனக்கு கிடைக்கும் என்று கோவா சொல்லுகிறான் இன்றைக்கும் நம்ம நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மனவாளனாய் இருக்கிறார் போல மனவாளனாய் மனவாட்டிகளாய் இருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார் அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற நமக்கு நிறைவான பலனை கத்தர் நமக்கு கொடுக்க போகிறார் அந்த நிறைவான பலனை இந்த மாதத்திலே நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் கத்தருக்குள் அருமையான பிரியமான பிள்ளைகளே கத்தருடைய வருகையின் நாட்களுக்கு முன்பதாக நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் அதற்குத்தான் இயேசு சொல்லுகிறார் இயேசு சொல்லுவதை நாம் பார்க்க வேண்டும் கத்தருடைய செட்டை என்ன பண்ணுமா நம்மை கூட்டி சேர்க்கும் கோழி தன் குஞ்சுகளை கூவி கூட்டி கூட்டுக்குள்ளாய் சேர்த்து கொள்ளுமா இந்த நாள் பாருங்க நாமெல்லாம் அடங்கி போயிருக்கிறோம் ஒடுங்கி போயிருக்கிறோம் ஆனால் அவருடைய செட்டைகளின் கீழ் சட்டைகள் சுமந்து வந்த சட்டைகள் அடைக்கலமாய் வந்த சட்டையில் சட்டைகள் நிறைவான பலனை பெற்றுக்கொண்டு நாம் ஜீவிக்கிறோம் என்றால் நிறைய ஆசீர்வாத ஆசீர்வாதங்களை பெற்று ஜீவிக்கின்றோம் என்றால் அவ அவருடைய சட்டை நம்ம என்ன பண்ணோம் ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு ஆபத்தோ விபத்தோ வான மண்டலங்களின் பொல்லாத சேனைகளின் ஆவிகள் கிழக்கு மேற்கு தெற்காக இருக்கிற பொல்லாத கிரியைகள் நம்மை அண்டாதபடி அணுகாதபடி அதற்கு தப்பித்துக் கொள்ள கோழி தன் குஞ்சுகளை எப்படி கூட்டி தன்னுடைய சிறுகள் சிறுகளுக்குள்ளாய் சட்டைகளுக்குள்ளாய் மறைத்து கூட்டுக்குள் கொண்டு போகிறதோ அதுபோல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு நாம பார்க்கிறோம் மத்தை எழுதின சுவிசேஷத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை பாருங்க எர்சலமே எர்சலமே தீர்க்கதர்சிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிந்தவளே நம் இயேசு நல்லவர் அவர் எப்படி கூட்டி சேர்க்கிறார் கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கும் வண்ணமாக எத்தனையோ தரம் கத்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளை சேர்த்திருக்கிறார் சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தாராம் இருந்தாராம் ஆனால் அவர்களுக்கோ மனதில்லை இன்றைக்கு கூட அப்படி மனதில்லாதவர்கள் நம் வீட்டிலே இருக்கலாம் மற்றவர்கள் இருக்கலாம் ஆனால் இயேசு அவருடைய சட்டைகளின் கீழ் கூட்டி சேர்க்கிறவராய் இந்த நாளிலே நம்மோடு இருக்கிறார் இந்த கடைசி காலத்துல நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் தேச மக்கள் மிகுந்த துக்கத்தை துன்பத்தை அனுபவிப்பார்கள் உலக நாடுகள் எல்லாம் எருசலேமுக்கு எதிராக ஒன்று சேர்வார்கள் என்று வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அது இப்படி இப்பொழுதும் அது நடந்து கொண்டிருக்கிறது அதுபோல கத்தர் இன்றைக்கு அவருடைய சட்டைகளின் கீழ் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார் ஏனென்றால் அவர் சுமந்து வந்த சட்டைகள் சுமக்கும் சட்டைகள் அவருடைய சட்டை அடைக்கலத்தை கொடுக்கிற சட்டைகள் நிறைவான பலனை பெற்றிருக்கிற பெற்றிருக்கிறோம் அவருடைய சட்டைகளின் கீழே வந்து நிறைவான பலனை நாம் பெற்றிருக்கிறோம் ரூத்தை போல அந்த பலனை நாம் இழந்து இழந்து போகக்கூடாது அவர் கொடுத்த அந்த பலன் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது என்று அவருடைய சிறுகளுக்குள்ளாய் நம்மை கூட்டி சேர்க்கிறார் கடைசியாக எனக்கு அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே கத்தருடைய சட்டை நமக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல நமக்கு சுக பலன் ஜீவன் நமக்கு வேண்டும் அதை தானே நமக்கு கொடுக்க வேண்டும் அவருடைய சட்டைகள் தானே நமக்கு கொடுக்க வேண்டும் பாருங்க கத்தருடைய சட்டை நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறதாய் இருக்கிறது மல்கியா புஸ்தகம் நாலாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் கத்தருடைய நாள் முடிவிலே கத்தரை உண்மையாய் நாம் நேசித்தருளாய் இருக்க வேண்டும் அது நேசித்தருளாய் இருக்கும் பொழுது ரட்சிப்பையும் விடுதலையும் அளித்து அவர்கள் ஆரோக்கியமாய் அவர்கள் கத்தரின் சட்டைகளின் கீழ் இருப்பார்கள் அதுபோல நாமும் கூட இந்த நாளிலே சுமக்கும் சட்டைகளின் கீழ் நம்மை சுமந்து வந்திருக்கிறார் நமக்கு அவருடைய சட்டைகள் அடைக்கலம் கொடுத்திருக்கிறது நிறைவான பலனை இந்த மாத்துல அது மாத்திரமல்ல கூட்டி சேர்க்கிற ஒரு சட்டைகளா இருக்கிறது அது மாத்திரமல்ல நம்ம நம்ம இந்த நாளில இந்த கொரோனா என்ற கொடிய வியாதியின் இருந்தாலும் கூட நம்மை ஆரோக்கியமாயுடைய சட்டைகள் நம்மை பாதுகாக்கிறது ஜெபிப்போம் கத்தாவே இந்த கடைசி காலத்துல உம்முடைய சட்டைகள் எங்களை சுமக்கும் சட்டைகளாய் இருக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் பிள்ளைகளாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவை உண்மை உண்மையாய் பயத்தோடு நாங்கள் தேடுகிறவர்களாக இந்த நாளிலே நாங்கள் இருக்க எங்களை நடத்தும் என்று ஜெபிக்கிறோம் உங்களுடைய சட்டைகளின் கீழ் எங்களுக்கு அடைக்கலத்தை எந்த நாளும் நீ கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ரூத்தை போல இஸ்ரேவேலின் தேவனாக உடைய சட்டைகளின் கீழ் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே நிறைவான பலனை ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உடைய சட்டைகள் எங்களை ஒவ்வொரு நாளும் கூட்டி சேர்க்கட்டும் சேர்க்கிற சட்டைகளாக இருக்கட்டும் கர்த்தாவினுடைய நாமத்திற்கு மாத்திரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயந்திருக்கிறோம் பயந்திருக்கவும் எங்கள் மீது நீதியின் சூரியன் உதித்து கொண்டே இருக்கவும் உடைய சட்டைகளின் கீழ் எங்களுக்கு ஆரோக்கியமும் எப்பொழுதும் கிடைக்கும் கிடைக்கும்படியாய் இந்த வசனத்தை இந்த வார்த்தை இந்த வாக்கு தத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்முடைய சட்டைகள் சுமக்கும் சட்டைகளாய் இருக்க வேண்டும் அடைக்கலம் கொடுக்கிற சட்டைகளாய் இருக்க வேண்டும் நிறைவான பலனை கொடுக்கிற சட்டைகளாய் இருக்க வேண்டும் கூட்டி சேர்க்கிற சட்டைகளாய் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்கிற சட்டைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல வல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்னிணக்கமும் இப்பொழுதும் இந்த இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளோடும் கூட எப்பொழுதும் கத்தருடைய வருகை மாத்திரம் இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை நடத்துவார் பெரிய காரியங்களை செய்வார்